டே அறிவு கெட்ட தமிழ்நாட்டில் வேற பாதி குருமுட்ட தமிழர்களே கொஞ்ச நாள் உடம்புல சூடு சொரண வெக்க மானம் ஈனம் எதனா இருக்காடா உங்களுக்கு ஏண்டா இப்பதான் வைக்கோ நடப்பயணத்தை ஒருத்தன் தீ செத்து அதுக்கே நான் வந்து கேட்டதுக்கு இன்னும் எனக்கு பதில் வரல அதுங்கிட்டே நேத்து ஒருத்தன் விஷம் குச்சி செத்துருக்கான் ஆட்டோக்காரன் டேய் நீ எல்லாம் மனுஷன் தானடா உங்களுக்கு எல்லாம் புத்தியே கிடையாதாடா நான் ஒன்னு கேக்குறேன் எந்த அரசியல்வாதி யாச்சும் தீக்குச்சிருக்கானடா எந்த அரசியல்வாதி பையனாச்சும் குச்சிருக்கானடா உங்களுக்கு எங்கடா போச்சு புத்தி வயிற்று சாப்பிட்டா துண்டுறீங்க டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த உன் பொண்டாட்டி உன் புள்ளிங்களோட நிலைமையை பார்த்தாரா ரோட்ல நிக்க நேற்று இதுல பார்த்தேன் மீடியால சத்தியமா சொல்றடா நைட்ல தூங்கலடா படுறா என் கண்ண படுறா தூங்கலடா அந்த குழந்தைய உன் ஒய்ஃபை நினைச்சா அவ்வளவு கவலையா இருக்கடா பாவி நடு ரோட்ல விட்டு போய்க்கடா பாவி டேய் அரசியல் நாடகம் நடத்திட்டு இருக்கானுங்களா கர்நாடகால எவன்டா ஆட்சி ஆள்றது காங்கிரஸ்ரா அந்த காங்கிரஸ் ஆட்சி நடத்துறவனோட கூட்டணி தானே இங்க பந்து அறிவிச்சிருக்கான் ஏண்டா அந்த காங்கிரஸ் இவங்க இருக்கிறவங்க அவங்க சொல்லி தண்ணி விட சொல்லி சொல்ல வேண்டியதானடா ஏன் சோனியா சொல்ல வேண்டியதானடா ஏண்டா ராகுல் காந்தி சொல்ல வேண்டியதானடா விவசாய கூட போய் உட்காரன்னு சொல்றான்ல ராகுல் காந்தி அப்ப ராகுல் காந்தி சொல்ல வேண்டியதானடா சொல்லலையேடா எப்பன்னா அவங்க நாங்க அரசியல் விளையாட்டு விளையாடுறோம்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கானுங்க இது தெரியாம உங்க உயிரை விட்டுட்டு செத்துட்டு இருக்கீங்களா பாவீங்களா நீங்களா எப்படா திருந்த போறீங்க டேய் டேய் திருந்துங்கடா டேய் அரசியல்வாதி சொல்லுவான்டா வாங்க பந்து நடத்தலாம் இது பண்ணலான்ட்டு அவனை புடிச்சுன்னு போய் தனி வேன்ல எடுத்து போயிட்டு ஃபேன் காத்துல உட்காரிச்சு சாயந்தரம் டீசெண்டா விட்டுவானுங்கடா ஆனா உன்னை எடுத்துன்னு போய் எங்கன்னா குடல்ல தள்ளிட்டு உன்னை நாய் அடிக்கிற மாதிரி உன் எலும்புகளை உடச்சேன்னு போனுங்கடா எப்படா திருந்த போறீங்க டேய் திருந்தீங்களா திருந்த மாட்டீங்களா டேய் யோப்பா என்னால முடியலடா